ஃபஸ்ட்டு நான் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்ல விரும்பிக்கிறேன் ஏன்னா என் சேனல் வந்து ஃபிஃப்டி சப்ஸ்கிரைபர் ரீச் ஆயிடுச்சு நீங்கள் சப்போர்ட் பண்ணலன்னா என்னால் ஃபிஃப்டி சப்ஸ்கிரைபர் ரீச்சே பண்ணியிருக்க முடியாது அதுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த மாதிரி நான் போடுற வீடியோ ஒவ்வொன்றுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ரசம்லா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரசம்லாய்க்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க முக்கால் லிட்டர் பால் எடுத்திருக்கேன் இது வந்து பால் ரப்படி செய்கிறதுக்காக முக்கால் லிட்டர் பால் எடுத்திருக்கேன் இது வந்து அந்த ரசமலாய் செஞ்சு ஊற போடுறதுக்கு கொஞ்சம் பால் வேணும் அதுக்காக இது வந்து ஒரு ஹாஃப் லிட்டர் எடுத்திருக்கேன் ஒரு கப்பு ஜீனி எடுத்திருக்கேன் ஒரு டம்ளர் தண்ணி இப்போதைக்கு எடுத்திருக்கேன் இந்த கப்பால் எவ்வளோ ஜீனி எடுக்கிறீங்களோ அந்த கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் ஏலக்காய் எடுத்திருக்கேன் குட்கலை எடுத்திருக்கேன் அப்புறம் வந்து கேஷ்யூ நட் எடுத்திருக்கேன் பாதாம் பருப்பு எடுத்திருக்கேன் வினிகர் வந்து எடுத்திருக்கேன் வினிகர் எடுத்துக்குன்னா பால் வந்து திரிக்கிறதுக்காக வந்து வினிகர் வேணும் ஸோ வினிகர் எடுத்திருக்கேன் இப்போ நான் ரெண்டு சைடும் பால் வச்சுருக்கேன் இந்த பால் வந்து பொங்கணுன்னு நான் வந்து வினிகர் சேர்த்துக்க போகிறேன் இந்த சைடு பால் வந்து கொஞ்சம் திக்காக வந்து திக்கான ஸ்டேஜ் ஸ்டேஜுக்கு வர வரைக்கும் நான் வந்து காய்ச்ச போகிறேன் இதை வந்து அடிக்கடி கிண்டிவிட்டே இருங்க இல்லைன்னா வந்து அடி பிடிச்சிரும் ஸோ வந்து நான் ஒரு கரண்டி வச்சு கிண்ட போகிறேன் இது வந்து நான் பொங்கணுன்னு வினிகர் சேர்த்துக்க போகிறேன் வச்சுருக்கேன் நம்ம திருக்கி வச்சுருக்கோம்ல இந்த பால் வந்து பொங்க போகுது இந்த டைமில் நான் வந்து லைட்டாக வினிகர் சேர்த்துக்கணும் இந்த டைமில் நம்ம சிம் பண்ணிக்கலாம் இப்போ அந்த பாலை பொங்க போது ஸோ வந்து இதில் வந்து லைட்டாக வினிகர் சேர்த்துக்கணும் நல்லா கிண்டி விடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக வினிகர் சேருங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் மறுபடியும் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் ஓரெல்லாம் ஒட்டிக்கும் நல்லா எடுத்து விட்டுட்டு வதக்கிடுவோம் பார்த்தீங்களா பால் தெரிஞ்சிருச்சு இருக்கிற கொஞ்சம் லைட்டாக வினிகர் சேர்க்கணும் ரொம்ப வினிகர் சேர்த்திங்கன்னா வந்து அந்த வினிகர் ஸ்மெல்லும் இருக்கும் அந்த புளிப்பு வடை வந்து அந்த பால் இறங்கி ஸ்வீட் நல்லா இருக்காது நீங்கள் வினிகர் தான் சேர்க்கணும்னு தேவையில்லை எலுமிச்சப்பழம் கூட சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா பால் தெரிஞ்சிருச்சு இப்போ நம்ம வந்து இதை வந்து ஒரு ஒயிட் கிளாத்தில் வந்து வடிகட்டி வச்சுக்கலாம் இப்போ வந்து இதை வந்து சுத்தமான வெள்ளை துணியில் வந்து வடிகட்டிக்க போகிறோம் இப்போ இந்த துணியில் வந்து இது பண்ணியாச்சு எல்லார் வீட்லேயும் வந்து இது காய் வடிகட்டுற இது இருக்கும் அதில் இப்படி வச்சுருங்க இப்போ தண்ணி வந்து வடைஞ்சிருச்சு இப்போ இதில் வந்து புளிப்பை வந்து எடுக்கணும் ஸோ அதுக்காக வந்து கொஞ்சம் கோல்டு வாட்டரில் வந்து கொஞ்சம் லைட்டாக இது பண்ணி இது பண்ணி விடுங்க லைட்டாக இது பண்ணிங்கன்னா அதில் உள்ள புளிப்பு தன்மையெல்லாம் போயிடும் இந்த வினிகர் யூஸ் பண்ணனா இப்போ நீங்கள் இதை வந்து இந்த ப்ராசஸ் பண்ணாமல் போட்டிங்கன்னா அதில் உள்ள புளிப்புத்தன்மை அப்படியே தங்கி போயிடும் நல்லாவும் இருக்காது ஸ்வீட் வந்து அப்படியே புளிக்கும் எலுமிச்ச பல ஸ்மெல் வந்து அப்படியே புளிக்கும் ஸோ இதை மட்டும் பண்ண மறந்துடுறேன் ஸோ நல்லா நல்லா புளிஞ்சு எடுத்துருங்க நல்லா நல்லா புளிஞ்சு எடுத்தாச்சு இப்போ வந்து இதை மாதிரி புழிஞ்சு எடுத்தாச்சு இதை வந்து நீங்கள் இங்கே பைப்பு இருக்குல்ல பைப்புக்கு கீழே அந்த மாதிரி கட்டி விடுங்க இல்லை ஏதாவது ஸ்டாண்ட் இருந்தால் அதுக்கு கீழே கட்டி விடுங்க இப்படி இப்படி தொங்குற மாதிரி கட்டி விடுங்க இதை வந்து ஒன் ஹவர் வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் ஒன் ஹவர் கழிச்சு நம்ம எடுத்து ரப்டி செஞ்சுக்கலாம் ஒன் ஹவர் ஆயிடுச்சு ஸோ இதை வந்து தனியாக இப்போ இது ஒன் ஹவர் ஆயிடுச்சு ஒன் ஹவருக்கு அப்புறம் நம்ம வந்து இதை என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி உதுத்து விடணும் இது மாதிரி உதுத்து விட்டுக்கோங்க மாதிரி விட்டுட்ருக்கோம் நான் லைட்டாக வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன் லைட்டாக இப்போ என்ன பண்ண போகிறோம் இதை வந்து நம்ம வந்து நல்லா பிசைஞ்சு விடணும் நல்லா இப்படி அழுத்தி தேய்ச்சி விட்டுக்கோங்க இப்படி அழுத்தி அழுத்தி பிசைங்க அப்போ தான் வந்து ஒன்றோட ஒன்று சேர்ந்து நல்லாயிருக்கும் இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு இப்போ வந்து நம்ம லைட்டாக எடுத்து நான் அப்படி அழுத்திட்டு இது பண்ணி பார்க்கலாம் பழம் நல்லா வருது இப்போ வந்து நம்மளுக்கு வெடிப்பொருளில் பார்த்திங்களா ஓரம்லாம் இந்த அளவுக்கு இருக்கணும் நான் இதை வந்து இது எனக்கு இவ்வளோ பெரிய உருண்டை தேகலை நான் தான் சின்னதாக சின்ன சின்னதாக உருட்டி தான் போட போகிறேன் அதனால் சின்ன சின்னதாக உருட்டிக்கிறேன் வந்து நான் எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டேன் இதில் வந்து நம்ம லைட்டாக இந்த பாதாம் பருப்பை வந்து நம்ம நடுவில் வைக்கணும் கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுவோம் இந்த மாதிரி எல்லாத்துலேயும் வைக்க போகிறேன் இந்த மாதிரி எல்லாத்துலேயும் வைக்கலாம் இப்போ எல்லாத்துலேயும் நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணிட்டோம் இதை வந்து இப்போ நம்ம சுகர் சிரப்பில் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் சுகர் சிரப் வந்து நல்லா கொதிக்குது இதில் வந்து இப்போ நம்ம ஒன்று ஒன்றா இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணுறோம் பாருங்கள் நான் போட்டப்போ வந்து சுகர் அந்த ரப்டி வந்து எவ்வளோ சின்னதாக இருந்துச்சு இப்போ எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள் இப்போ இது நல்லா வந்து அதில் கொதிச்சிருச்சு இப்போ நம்ம இதை சுகர் வந்து அந்த சுகர் சிரப் வந்து அந்த ரப்டியில் ஏறுற வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் ஊற போடுறோம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊற போடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊற போடுங்க வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா ஊறிடுச்சு இதை வந்து நம்ம கொஞ்சம் இப்படி எடுத்து இந்த சுகர் சிரப்புக்கு வந்து கொஞ்சம் போகிற வரை போகிற மாதிரி தண்ணியெல்லாம் வெளில எடுத்துகிட்டு இந்த மாதிரி எடுத்து ஒரு பவுலில் ப்ளேஸ் பண்ண போகிறோம் இது இப்படி அழுத்தி விட்டிங்கன்னா அதில் உள்ள சுகர் சிரப்புலாம் கீழே ஊற்றிடும் பவுலில் ப்ளேஸ் பண்ணிக்கிறோம் மாதிரி எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணுறோம் இப்போ எல்லா சுகர் சிரப்பையும் ஃபுல்லாக வந்து ட்ரை ஆக்கி எடுத்துட்டோம் இதை பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு இங்கே பாருங்கள் இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும் அழுத்தினா இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும் தான் வந்து ரப்டி வந்து நல்லா இருக்கும் ஸோ இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும் நீங்கள் வந்து அதை வந்து அந்த கார்ன்ஃப்ளவர் போட்டு பிசைஞ்சோம்ல அது வந்து நல்லா பிசையாமல் விட்டாலும் வந்து ரப்டி ஹார்டாகிடும் நல்லாவே இருக்காது ஸ்வீட்டு ஸோ கொஞ்சம் எவ்வளோ எவ்வளோ வந்து ஃபோர்ஸ் கொடுத்து பிசைய முடியுமோ அந்த அளவுக்கு பிசைஞ்சுக்கோங்க அப்போ தான் வந்து இந்த ரப்டி வந்து இப்படி சாஃப்டாக இருக்கும் பால் வந்து நல்லா திக்காயிடுச்சு நான் வந்து எவ்வளோ பால் வச்சுருந்தேன் இப்போ எவ்வளோ சுண்டி இருக்குன்னு பாருங்கள் இப்போ இந்த டைமில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்துக்க போகிறோம் ஃபுட் கலர் வந்து லைட்டாக சேருங்க இல்லைனா பால் வந்து ரெட் கலரில் ஆகிடும் ஸோ லைட் நமக்கு லெமன் எல்லோ இருந்தால் போதும் எனக்கு ரெட் கலர் இருக்கிறதுனால நான் லைட்டாக சேர்த்துக்கிறேன் இதுவே லெமன் எல்லோ இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க லைட்டாக சேர்த்துப்பேன் போதும் இப்போ வந்து நான் திங்கி விட்டுக்கிறேன் இதுவே ஆரஞ்சு கலரில் தான் இருக்குது உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் யூஸ் பண்ணிக்கலாம் லெமன் எல்லோ இருந்துச்சுன்னா நல்லா கலர் கொடுக்கும் இது ஆரஞ்சு கலர் தான் இருக்குது லாக்டவுனால் கலர் இந்த பாலில் வந்து தேவையான அளவு உங்களுக்கு இனிப்புக்கு ஏற்ற அளவு ஜீனி சேர்த்துக்கங்க நான் வந்து ஜீனி சேர்க்குறத வந்து ரெக்கார்ட் பண்ண விட்டுட்டேன் ஸோ வந்து ஜீனி சேர்த்துக்கங்க இதை வந்து நான் இதோட சேர்த்துக்கிறேன் பால் நல்லா திக்காயிடுச்சு இந்த டைமில் இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம இது பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா கட் பண்ணி வச்சுருந்தோம்மா கேஷ்யூ நட்டு பாதாம் பருப்பு அதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம் நல்லா திக் வச்சு இதை ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்து அந்த ரப்டிலாம் ரெடி பண்ணிட்டோம் இப்போ வந்து இதை வந்து இதோட சேர்க்குறோம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து விடுங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பரான ரசமலாய் ரெடி ஆயிடுச்சுன்னு இதை வந்து நம்ம வந்து டூ டூ த்ரீ ஹார்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு செட்டாக விட்டுட்டு அப்புறம் நம்ம எடுத்து சாப்பிட்லாம் சுவையான ரசம்லா ரெடி இது மாதிரி நிறைய வீடியோஸை பார்க்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ